என்ன நல்லது லங்ஸ்க்கு நல்லது அந்த அளவு டீட்டெயில் எங்கேயாவது போட்டு பேர் போட்டு இது எஸ் நோ என்ன கடன் அறுபது லட்ச ரூபா என்ன சொன்னாலும் சரி நான் சாப்பிட்டேன் கடன் ரூபாய் என்ன சொன்னாலும் செய்வேன் சார்ட்ட அதனால தான் இன்னைக்கு என்ன அப்படி நினைக்கிறேன் லட்ச என்ன சொன்னாலும் செய்வேன் சார்ட்ட அதனால தான் இன்னைக்கு என்ன அப்படி நினைக்கிறேன் அவங்கள ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எப்படின்னா செலவை கம்மி பண்ணிடணும் வருமானத்தை போட்டுள்ளது செலவை கம்மி பண்ணுறதுக்காக நான் எடுத்த முடிவுலான்னு தெரியுங்களா என் ரூமையே நான் காலி பண்ணிட்டு போய் பீச்சில் படுத்துருப்பேன் கோயில் வேற ஃப்ரீ சர்வீஸ் எங்கே சாப்பாடு கொடுப்பாங்க அதை அங்கே சாப்பிடுவேன் இப்படி எங்கெங்க சாப்பிட்டேன் சைட் ஆஃபீஸில் இப்படிலாம் நான் ஆக்சுவலாக என் சேலரி வந்து ஒரு லட்ச ரூபா நான் நல்லா கொஞ்சம் நல்லா தான் இருந்தேன் அப்போ கொஞ்சம் லக்ஸுரியாக செலவு பண்ண வந்தேன் கடைசியாக நான் வந்து இதுலேருந்து மீண்டு வருங்கிறதுக்காக நான் பண்ண தியானங்கள் ரொம்ப அதிகம் அதனால் நான் சார் சொன்ன எல்லா விஷயங்களும் ரொம்ப டீப்பாக செஞ்சேன் செஞ்சுட்டு என் கடன்லாம் அடைச்சிட்டு திருப்பி வேற ஒரு லைஃப் ஸ்டைலில் சார் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சு கடனை முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் ப்ளஸில் இருக்கேன் நான் நிறையா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அக்ரிகல்ச்சர் பார்க்குறேன் இப்போ சமீபமாக தான் நான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இறங்கி வெஸ்டேஜ் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இப்போ இறங்கி இப்போ தான் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருக்கேன் ரைட்டு டவுனில் uh, வந்து இதே மாதிரி உங்களுக்கு சேலஞ்சிங் இருக்கலாம் ரைட்டா எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனை இருப்பாங்க சேலஞ்ச் இல்லையா எந்த டிஃபரன்ஸ் இல்லை இல்லையா நீங்க ஸ்டூடெண்ட் உங்களுக்கு உங்க டவுன்லைன் ஏதோ ஒரு ஹெல்ப்புக்கோ அது பண்ண ஏதாவது அவங்களுக்கு கொண்டு போகலாம் ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மைண்ட் செட் இருக்கும் அந்த மைண்ட் செட் வந்து கோச்சிங் மூலமா பேசி அவங்கள சரி பண்ணணும் எல்லாரும் நோட்ஸ்ல பார்ப்பீங்க மென்டார் இது இது இருக்கும் இல்லையா நீங்க ஒரு மென்டர் வந்து எப்படி இருப்பீங்க நீங்க ஒரு மென்டர் போனா எப்படி இருப்பீங்க இந்த ரெண்டு கொஸ்டின்ஸும் நீங்க ஆன்சர் பண்ணலாம் சார் அதுல ஒரு விஷயம் என்னன்னா இப்போ இப்போ செஞ்சு சொல்லும்போது இப்போ வீட்டை காலி பண்ணா சரி தரணும் பேசுறது என்ன பண்ணா காலி பண்ணுங்க காலி பண்ணும்போது நான் வந்து சொல்லி சொன்னேன் நிறைய ஸ்டோரி ஸ்டோரியில சொல்லியிருக்காரு அது அது பெருசாக போயிட்டு இருக்கோம் ஆனால் எந்த அளவுக்கு டெப்த்தாக இறங்கி செஞ்சு தானே நான் கடைசியாக நான் செஞ்சது என்ன எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கூட நான் வந்து கம்மி பண்ணேன் போயிட்டு போய் கடையில் சாப்பிட்டு ஒரு அஞ்சு டாலர் ஆகும் அப்போ வேறு எங்கே போயிடும் ஒரு சில இடத்துல அன்னதானம் கொடுப்பாங்க ஒரு சில இடத்துல ஃப்ரீ சாப்பாடு அது இன்னும் சேரிட்டி எல்லாம் எங்கே கோயில் இருக்கும் சினிக்குள்ளே தெரியும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அது எப்படி எல்லாம் இருக்கும் அடிஷனல் இன்கம் பண்ணுறதுக்கு இன்னும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பேச முடியாது நான் தெரியும் நான் போனது ஒர்க் பண்ணியில் போயிருந்தேன் நான் செஞ்ச விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதை ஷேர் பண்ண முடியாது ஆனால் நான் டெப்த்தாக போனது இந்த விஷயங்கள்லாம் என்ன இப்படிலாம் நான் தியாகம் பண்ணிட்டேன் இல்லைன்னா என்னால் மீட்டு வர முடியாது அப்படின்னு ஸோ சார் கொடுத்த எல்லா விஷயங்களையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால நான் ரெண்டே வருஷத்தில் என் முடிச்சிட்டேன் அங்கே மேட்டர் வரும் ஓகே செந்தில்கார் ஓகே பட் நீங்கள் உங்கள் டவுன்லைன் எப்படி பண்ணணும் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு நீங்கள் எப்படி அதை மென்டரா எப்படி அவங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள மேட்டர் அந்த ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணுங்க செகண்ட் வந்து எல்லாம் கேட்பாங்க சார் எனக்கு கடந்து கிடைச்சிருங்களா எனக்கு கடந்து கிடைச்சிருங்க அவ்வளவு வரும் இந்த கதை கேட்டு அவ்வளவு எனக்கு கடந்து சுரேச்செல்லாம் அதே தான் ஆனா நீங்க வர்றது செந்தில இருக்கணும் பாக்குற விதம் ஒரே மென்டாலுக்கு விஷயமா இருக்கட்டும் நான் சொல்றது வந்து அந்த மாதிரி ஒரு ரொம்ப சீரியஸா எடுத்துருப்பாங்க அந்த மாதிரி விஷயம் நடக்கும் ரிசல்ட் வரும் அந்த மாதிரி இவங்களை இன்னும் வேற நிறைய வேலை பண்ணுறதுக்கு நான் எப்படிலாம் இவங்க என்ன சொன்னேன் எப்படி கொடுத்தாங்க ஷேர் பண்ண முடியாது ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி நீங்க உங்களோட டீம் உங்களோட ஃபேமிலினா அந்த மாதிரி கரெக்டா கோச் பண்ணி அவங்க கொண்டு போகணும் ரைட்டா ரெண்டாவது விஷயம் நான் செந்தில் எல்லாரும் படிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு ஒரு எக்ஸல் போட்டிருப்பாங்க பாருங்க இவன் ரொம்ப அசந்து போனது என்னன்னா செந்தில் வந்து நெட்ட மகனையும் படிக்க வரல செந்தில் வந்து இந்த லைஃப் கோச்சிங் அந்த மாதிரி விஷயம் வந்தாங்க அது படிச்சு போய் கடைசியில் நெட்ட பண்ணாங்க இப்போ ஒரு டைரக்ட் தெரியுமா போகும்போது என்ன மாப்பிள்ள அடுத்து நேரத்தை யோசித்து ஹலோ இல்ல இல்ல ஆள் பிடிக்க வந்திருக்கேன்னு கேட்டு போகும்போது ஐடியெல்லாம் போட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவை எனக்கு சொன்னாங்க எப்படி வந்தாங்க எப்படி பண்ணாங்கன்னு அந்த மாதிரி நீங்க வந்து பேசும்போது நம்மள கிண்டல் பண்ணாலும் கேள்வி பண்ணாலும் போகும்போது ஜாயின் பண்ணிட்டு போகணும் அது நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ரைட்டா இப்போ மெயின் மேட்டருக்கு வருவோம் செந்தில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் என்ன அப்படின்னா ஒரு ஒரு மேட்டர் எடுத்தது எக்ஸல்சி எக்ஸல் போட்டு பேர் போட்டு இது எஸ் நோ என்ன மாதிரி வந்திருக்கு கால்குலேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க அந்த கால்குலேஷன் தான் இது எல்லாத்தையும் இந்த கடலான அடைச்சி வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கேக்குதா எல்லாத்துக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிற கால்குலேஷன் இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே நீங்க டீட்டெயிலாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இதான் ரிசல்ட் அந்த டீட்டெயிலாக ஒர்க் பண்ணீங்கன்னா இது எல்லாரும் ரிசல்ட்ஸ் கிடைச்சா இல்லை ஏன்னா எல்லாரும் சொல்லி வச்சு கேட்க மாட்டாங்க எல்லாரும் சொன்னதை செய்ய மாட்டாங்க எல்லாரும் ஒன்று சொன்னால் ஒன்பது செய்ய மாட்டாங்க எல்லாரும் ஒன்பது சொன்னாலே ஒன்று செய்ய மாட்டாங்க அந்த சூழ்நிலை இந்த மாதிரி டீட்டில் பண்ணும்போது அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இது ஒரு பாயிண்ட் கிளியரா பண்ணலாமா எல்லாரும் எக்ஸல் சீட் போட்டு ஒர்க் பண்ணி ஃபுல் ரிசல்ட்ஸ் சொல்லிடலாமா இது அது மட்டும் இல்ல இப்போ ஹெல்த் பத்தி பேசும்போது நம்ம முடிக்கு எப்படி எழுந்துடுறது அது கொஞ்சம் சொல்லி நல்லா இருக்கும் ஓகே <laughs> அது வந்து சொல்ல முடியாது நாம சும்மா ஹெல்த்னு முடி நம்ம உடல் நம்ம கை நம்ம எலும்பு நம்ம கால்சியம் நம்மளோட ஒவ்வொரு பாடி பார்ட்ஸும் என்ன மாதிரி நம்ம வந்து டேக்கர் பண்ணி கொண்டு போகணும் இருதயத்துக்கு என்ன நல்லது லங்ஸ்க்கு என்ன நல்லது அந்த அளவு டீட்டெயில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நம்ம பார்த்த கிரேட் மேன் சரி சார் ஏதோ சொல்லிடுறோம் ஆக்சுவலாக இவ்வளோ நான் ப்ரிப்பேர் பண்ணது உண்மை நான் என்னால் அவ்வளோலாம் செய்ய முடியல அது கொஞ்சம் பாதி செய்வேன் இடையில விட்டுருவேன் ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பெரிய ஆர்வம் குழப்பமாகவும் இருக்கும் நம்ம வந்து கராடை விட்டு இருக்க போய் சேர்ந்துட்டு ஒரு ஹெல்த்து வெல்த்து ரிலேஷன்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கூட நான் சங்கடப்படணும் அப்புறம் போக போக இதெல்லாம் சொல்லி தான் அது அங்கே ஒரு மாட்டாங்க பிடிச்சி அவங்க போகுது அதெல்லாம் ஃபுல்லாக எழுதிட்டேன் சார் வந்து ஒரு ஹெல்த்துன்னு சொன்னாங்கன்னா நான் போயிட்டு கூகுள் யூடியூப் எல்லாம் இது அது என்னென்ன நான் இருக்குன்னு இந்த மாதிரி செஞ்சதெல்லாம் உண்மை எக்ஸலில் போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு நாலரை மணிக்கு எந்திரிக்கிறது அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது அந்த நேரத்தில் ஓடுறது ஏன்னா நான் பீச்சில் பட்டு அதனால எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதெல்லாம் பக்காவாக பண்ணிட்டு இருந்தேன் என்னால் அவ்வளவு ஃபுல்லாக பண்ண முடியாது ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னாக்கா அதுல என்ன எழுதி இருக்குன்னு ஒரு அலசி இன்னும் ரெண்டு மூணு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கூட அதையும் சேர்த்து வச்சு கூட நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன் என்னால் அவ்வளவு செய்ய முடியாது என்னால் எவ்வளவு செய்ய முடியுதோ நம்ம என்ன படிப்பு இந்த மாதிரி விஷயத்தை எவ்வளவு டீட்டெயிலா நீங்க எடுத்து ஒரு விஷயம் செந்திலே ரெகுலரா பண்ண முடிச்சா இல்ல சோ பண்ண முடியல எல்லாராலையும் பண்ண முடியாது எல்லாரும் அந்த கூட்டத்துல இருக்கும் சோ டீல் எல்லாரும் கவலைப்படாதீங்க நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகலாம் இந்த மேட்டர் என்னன்னா நீங்க ஸ்கெட்ச் போட்டு the war art of war book போர் வந்து போர்க்களத்துல போய் ஜெயிக்க வருதில்ல எங்க ஜெயிக்கணும் நம்ம புத்தகத்துல ஜெயிக்கணும் முதல்ல நம்ம டிராயிங்ஸ்ல ஜெயிக்கணும் அது எக்ஸல் சீட்டாவோ நோட்டாவோ டைரி இது போட்டு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க ரைட்டா அடுத்த பாட்டு வரும் நம்ம நேரில் வந்து அந்த கம்மாய் அந்த கொல்லாங்க போயிட்டு இருந்தோம் அப்ப அவங்க வந்து நீங்க சொன்னீங்க எனக்கு ஒருத்தர் இருக்காரு இந்த மாதிரி இன்னும் ரெண்டு பேர் வேணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அது அது இந்த சொல்லமா நேற்று கூட எல்லாரும் வீடியோ லைவ்ல பாத்தீங்க ஹூ இஸ் த தர்மராஜ் அந்த தர்மராஜா இது எல்லாம் தர்மராஜ் ஆமாம் சொல்லி தான் சுரேஷ் செல்வம் சாரோட பார்க்க ஆரம்பித்தேன் பயங்கர அவரோட பயங்கர ஃபேன் அவர் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது அவரோட கெத்து தான் சார் கம்பெனி பாயிண்ட் வந்து பேசிட்டு இருக்கும்போது செந்தில் சொன்ன ஒரு வார்த்தை சாருலாம் அண்ணா அண்ணா இதான் இந்த ஸ்டைலு அண்ணா எனக்கு ஊருக்கு வந்து எங்கள் அப்பா இறந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்துட்டாரு அதனால தான் ஊருக்கு வந்திருந்தேன் வந்து நான் ஃபஸ்ட்டில் நிறுவனமாக நீ எதுவும் செய்யலை நான் ஃபஸ்ட்டு போய் சொல்கிறது இவன்கிட்ட தான் சொன்னேன் எனக்கு இவனை பற்றி தெரியும் இவனை தவிர எவனும் என்னோட சிரமம் அது <laughs> நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் ஃப்ரெண்டு என் ஊர் இவங்க ஊர் எல்லாத்துலேயும் நிறையா ஃப்ரெண்டு இருக்காங்க நான் கரெக்டாக இவன் தான் நினச்சேன் இவன் மட்டும் தான் நம்ம சொன்னால் சேருவோம் வேறு எவ்வளோ சேர மாட்டோம் அப்படின்னு அதேமாதிரி மாப்பிள்ளை இது மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு வராங்க என் கூட சேர்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் பெரிய அளவுக்கு போகாட்டி எனக்கு நான் எங்கே போனேன் இன்றைக்கும் சரி தான் அவனுக்கு அவசியம் கிடையாது வந்துட்டு வாடா போகணும் வந்துடும் எங்கே சென்னை போகணுமா எங்கே போகணுமா போவோம் அப்படின்வான் ஏன்னா அவன் இருந்துட்டு இருக்க சட்டில் வேறு சட்டில் தான் இருந்தாலும் என்னை நம்பி வந்துடுவான் அதுதான் நான் சாக்க சொல்லியிருந்தேன் இவனை மாதிரி இந்த ஒரு நாலு பேர் எனக்கு கிடைச்சாங்க நான் சீக்கிரமா ஜெயிச்சிருவேன் சார் தெரியுங்க sir yes I have sir என்ன நம்பிக்கையில உங்க கடனை அடைக்க முடியும்னு சாரை தேடி வந்தீங்க ஓகே இது வந்து என்னன்னா நான் ஒரே நாள் அறுபது லட்சமும் ஒரே நாள்ல கடன் கடனை ஆகல நான் படிப்படியாக நான் பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படியே டிஸ்கேஜ் தான் கரெக்டாக பத்து லட்சம்னா பத்து லட்சம் இல்லை இருபது லட்சம் ஆகும் திருப்பி பத்து லட்சம் ஆகும் அப்படின்னு கூட்டி தான் ஒரு கட்டத்தில் வந்துச்சு ஒரு ஒரு கட்டம் நான் ஏகிறப்ப யோசிச்சிட்டேன் இதை போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் எனக்கு வந்து ஐடியா சொல்லி எதுவும் செய்ய மாட்டான் ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு நான் சொன்னால் அவன் நூறு பேத்துக்கு பறக்க வைப்பான் அதான் நடந்திருப்பான் அப்போ நானும் தேடுவேன் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வருது கூகுள் யூடியூப் எல்லா எதுக்கு வேணாலும் சொல்யூஷன் சொல்கிறாங்க இது சம்மந்தமாக தேடும் அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு போனேன் எடுத்த உடனே சாரோட வீடியோஸ் வரல பத்து பேர் வெவ்வேறு ஆளுங்க தமிழ்காரங்க அப்புறம் இங்கிலீஷ்காரங்க இவங்க வீடியோஸ்லாம் பார்ப்பேன் அவங்களும் சொல்லுவாங்க எப்படி கடன்லேருந்து ரிலீஸ் ஆகுதுலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப அப்புறம் தான் சார் வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன் சார் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மற்றவங்க இருக்குது இவரது மட்டும் நிறையா பார்த்துருந்தேன் அப்போ நான் கடன் ஆகிறப்பே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆனால் பிரச்சனை இவருக்கா இவருக்கா பேசுவோம் அப்படின்னு ஏன்னா எனக்கு எப்படி பிடிக்குமானா வேற எந்த ஒரு சாதாரண மனுஷனுக்கும் கம்யூனிகேட் பண்ற அளவு தான் பேசுவாங்க ஆரம்பிச்சார் மாப்பிள்ள வந்து ரொம்ப மாசா பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க நாம தான் நான் எனக்கு எப்படின்னா ஒரு சாதாரண யார் வேணாலும் இவர்கிட்ட கம் கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எளிமையான மனிதர் இருக்காரு அப்படின்னு தான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் கரணம் ஆகிறப்ப கூட நான் தைரியமா இருப்பேன் சரி கடைசியா முடியாத கட்டத்தில் இவர்கிட்ட போவோம் அப்படின்னு முடியாத கட்டத்தில் இவர்கிட்ட போய் போய் பேசிட்டோம் அப்படின்னு அது மாதிரி தான் போனேன் இடையில கூட இன்னொரு இன்னொரு கோச்சு ஒருத்தர் அப்ரோச் பண்ணேன் அவர் வந்து அவாய்ட் பண்ணிட்டார் ஒரு ரெண்டு மூணு நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டார் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்காங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா ஹெல்ப்னா அவர்கிட்ட நான் பணம் கேட்க போறேன்னு நினைச்சாங்கன்னு தெரியல அவர் வந்து நான் நிறுத்திட்டாரு அப்புறம் சாப்பிட்டு வந்து பார்த்தேன் பேசுறேன் விவரத்தெல்லாம் சொன்னேன் அப்புறம் அவர் இருந்து எனக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் நான் எங்கெங்க மணி லூஸ் பண்ணணும் அந்த விஷயங்கள்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணிட்டு அவர் அவர் ஒவ்வொரு மாதம் கிட்டத்தட்ட நான் லெசன் படிக்கிறதெல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் அவர் லெசன் படிப்பேன் அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட் இருக்கட்டும் இல்லை வேற ஸ்டோரிஸாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய ரிச் பீப்புள்லாம் அவங்களோட ஹிஸ்ட்ரி யார் யார் தோல்வி ஜெயிச்சு வந்தாங்க எப்படி பணத்தை கையாண்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அவர் சொல்ல சொல்ல நான் அதுலேயே என்னுடைய ஆர்வம் போயிடும் பணக்காசு சம்பாதிக்கிறது அடிஷ்னல் இன்கம் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அந்த ரெண்டு வருஷமும் நான் அதை வந்து ஒரி சம்டைம் ஒரி பண்ணிடுவேன் ஏதாச்சும் உங்களுக்கு இவர் கூட கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னாலோ இவர் சொன்னாலுமே என்னை வந்து தாக்கம் நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்த எப்போ முடிச்சுட்டு எப்போ வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறது தாக்கம் இருந்தாலும் நான் அந்த ரெண்டு வருஷத்தை சூப்பராக ட்ராவல் பண்ணதுக்கு காரணம் சார் வந்து எனக்கு தினைக்கும் பேசிக்கிட்டே இருப்பார் தினைக்கும் தோல்வடையாமல் கதை சொல்கிறதா இருக்கும் இல்லை ரெயின் லைஃப் ஸ்டோரி சொல்கிறதா இருக்கும் இப்படிலாம் எனக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தார் அந்த வீடியோக்கள் தான் நான் இதெல்லாம் பண்ணி விரும்புகிறேன் இல்லை எப்படின்னா சார்கிட்ட சேர்ந்து விவரத்தை எல்லாம் சொல்லி அவர் ஓகே ஆனா நான் சொல்றது உன்னால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார் கண்டிப்பா எது சொன்னாலும் செய்யறேங்க அப்படின்னு அப்போலாம் இப்போலாச்சும் கொஞ்சம் தைரியமா பேசுறேன் அப்பதான் பம்பு அண்ணன் ப்ளீஸ்ண்ண அப்படிதான் செய்வேன் அது இவரு கூட ஜாயின் பண்ணி ஏன்னா இவரு எனக்கு கேரண்டி கொடுத்தாரு ஓ என்னோட என்னுடைய பிரச்சனை தான் சாருங்க நான் வந்து ஜாயின் பண்ணி அவர் வந்து இந்த விஷயம் ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா இதை நம்ம செஞ்சிடலாம் ஆனால் நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னாரு எதை சொன்னாலும் செய்கிறேன்னா அங்கே உள்ள சுச்சுவேஷன்லாம் சொன்னேன் அடிஷனல் இன்கம் மேடம் என்னென்ன செய்யலாம் என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பார் ஸோ அதெல்லாம் சொல்லி அவர் என்னென்ன ஒப்புதல் சொல்கிறார் நீ இந்த விஷயத்தை என்னால் கிளியர் பண்ண முடியும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அன்னையிலேருந்து நான் நம்ப ஆரம்பிச்சேன் ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா சார்கிட்ட நான் ஜாயின் பண்ணப்ப ஆக்சுவலாக ஃபீஸ் வந்து பெரிய ஃபீஸ் தான் என்ன சொன்னது நான் பிரச்சனையை சொன்ன பிற்பாடு எனக்காக அவர் கொடுத்த ஆஃபர் வந்து நீ ஆல்ரெடி அறுபது லட்ச ரூபா கடனில் இருக்க உன்கிட்ட நான் என்ன ஃபீஸ் வாங்குறதுன்னு எனக்கே தெரியல நீ பார்த்து ஒரு ரூபா கொடுத்து கூட நீ என்கிட்ட ஜாயின் பண்ணி அப்படிதான் சொன்ன ஒரு ரூபா ஒரு ரூபா கடன் தான் வரலாம் எனக்கு இவங்க கதையில சொல்லுமா அதெல்லாம் சரி எனக்கு என்ன டென்ஷன் தெரியுமா நமக்கு பிசி எப்படி வரும் இப்ப ஆக்சுவலா சார் அப்படி ஆஃபர் கொடுத்தாலும் நான் வந்து அவர்கிட்ட மாசம் சொல்லியிருந்தேன் ஒன்றரை லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறேன் சார் சொல்லியிருந்தேன் மாசம் பத்தாயிரம் கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் என்னோட லைன் நான் கரெக்டாக இருந்தேன் மாசம் ஆனால் அந்த ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாம் தேதிக்குள்ள சார் அக்கௌண்ட்டுக்கு பத்தாயிரம் ரூபா அடிச்சிடும் சார் சொல்ற அத்தனைக்கு படிச்சு முடியும் அந்த விஷயம் நம்ப வச்சு சார் சொன்ன விஷயம் நான் எதை நம்ப வச்சுன்னா அவர் வந்து கிராமத்துல இருந்து சிட்டி வரைக்கும் எல்லாமே பேசுவேன் நானும் எப்படின்னா வச்சுக்கலேன் நான் சும்மா இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் நானும் ஊருக்கு போனால் ஊர் தெரு ஃபுல்லாக சுற்றுவேன் மக்களுடைய வாழ்க்கை நிலையை பார்ப்பேன் நியூஸ் பேப்பர் படிப்பேன் ஏழைகளை பற்றி படிப்பேன் பணக்காரர்களை பற்றி படிப்பேன் மிடில் கிளாஸ் திருடன் நல்லவன் கெட்டவன் எல்லாமே நானும் நெகட்டிவ் பீப்புள் பாசிட்டிவ் பீப்புள் எல்லாத்த பற்றி எனக்கும் படிக்க ஒரு குணம் இருக்குது அப்படி பாக்குறப்ப இவரோட வீடியோ பாக்குறப்ப இவரு எல்லாமே கவர் பண்றாரு எனக்கு பிடிச்ச விஷயங்களை இவரு சொல்றாரு நான் இறங்கி மேல இறக்கப்படுறதோ கோவப்படுறதோ கஷ்டப்படுறதோ இல்ல அவங்கள ஒரு சில நேரம் அவங்க மேல கோவப்பட்டு திட்டுறதோ அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள இவரோட வீடியோஸ் பாக்குறப்ப ஆரம்ப காலகட்டத்துல இவரு தான் இவரோட நான் அந்த காலகட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா இவரோட மோட்டிவேஷன் என்னன்னா பெரியவங்க பெரியவங்க பெரியவங்களை ஆக்கிறத விட சராசரி ஏழைப்பாளைகளுக்கு நான் வந்து ஒரு எலிசா அவங்க ரீச் பண்ணுவாங்க அப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டான் சார்கிட்ட இன்னைக்கு நான் அப்படி தான் பாக்குறேன் அப்போ அவரோட மோட்டிவேஷன் எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து பெரியவனா வந்து பெரியவனாகிறதுல பெரிய ஈடுபாடு இல்லை ஏழை பாலை கஷ்டப்படுறவங்க அவங்க முன்னேற்றத்துல எனக்கு சந்தோஷம் ஃபீஸ் எனக்கு ரெண்டாம் பட்சம் அப்படின்னு சொல்லுவார் நானும் அதே தாக்கு வருவேன் அதனால இவரோட வீடியோஸ் எனக்கு இருந்தது இவர் மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு நானும் வாட்ச் பண்ணுவேன் கிராமங்களில் எப்படி எப்படிலாம் பேசுவாங்க எப்படி எப்படி உண்மை பேசுவாங்க போய் பேசுவாங்க நகரத்தில் என்ன எல்லாம் நான் நிறைய இடத்துல சுற்றிருக்கேன் அதனால மக்களை கொஞ்சம் படிச்சிருக்கிறதுனால சாரோட விஷயங்களும் என்ன ஒட்டியே இருந்துச்சுன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு ஈர்ப்பு அதனால தான் அவ்வளோதான் ஏழு செஷன் முடிஞ்சு போச்சு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஒரு நிமிஷம் இப்போ நம்ம செகண்ட் அது வரையும் ஜேர்னி இங்க வரைக்கும் வந்துச்சு இப்போ நம்ம மெயின் பாயிண்ட் நம்ம லெசன்ஸ் போறோம் லெஸ் எல்லாம் ஒன்று வந்து எல்லாரும் இந்த எக்ஸல் சீட் போட்டு அந்த சரியான ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரேட் சக்ஸஸ் நம்மளும் பண்ணலாம் நம்பிக்கை இருக்கா சொல்லலாமா நான் தான் உங்களுக்கு லைவ் கூட்டி வந்து வச்சேன் இந்த மாதிரி நீங்க ஸ்டேஜ் போட்டு கொடுக்கலாம்